எல்லாருக்கும் வணக்கம் இயர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ பார்க்குறது சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ தாங்க ரெண்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரீஸை நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸுங்க இப்போ நியூவாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸு உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம ஷோ பண்ணுறோம் sari number four seven four first பார்க்குறீங்க ஃபோர் செவர் ஃபோர் இது வந்து என்னென்னா டிஷ்யூ சரின்னு சொல்லுவோம் இது என்னென்னா வார்ப்பில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சரி இருக்கும் வெஃப்டில் மட்டும் பியூர் சில்க் யூஸ் பண்ணியிருக்கோம் வார்ப்பு ஃபுல்லாக ஜென்ரலாக இங்கே வந்து உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் தானே டசில்ஸ் வரும் ஏன்னா அது வந்து வார்ப்பும் சில்க்காக இருக்கும் அண்ட் வெஃப்ட்டும் சில்க்காக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வார்ப்பில் சரியும் வெஃப்டில் பியூர் சில்க்கு நம்ம யூஸ் பண்ணி இதை நெசவு பண்ணியிருக்கோம் அதனால தான் இது வந்து டிஷ்யூ சாரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இது வந்து பார்டர்லெஸ்ஸாக இருக்குது பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியில் வருது வார்ப்பு வந்து கோல்டு ஜரியிலையும் அண்டு வெஃப்ட் வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட்லேயும் இருக்குங்க ஸோ இப்போ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் கலராக தான் வரும் ஏன்னா கோல்டு ஜரி கூட உங்களுக்கு வந்து நார்மல் கலர் மிக்ஸ் ஆகும்போது லைட் கலர்ஸாக தான் வருங்க ஸோ இது வந்து நம்ம பியூர் சில்க் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ பியூர் சில்க் அப்படிங்கிறது வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து பியூர் சில்க் த்ரெட் இருந்ததுனா தான் அது பியூர் சில்க்குன்னு சொல்லணும் அதுக்கு வந்து சில்க் மார்க் வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து சரியும் ஒரு சைடு பியூர் சில்க்கும் இருக்கிறதுனால நம்ம இதை பியூர் சில்க்னு சொல்ல மாட்டோம் டிஷ்யூ சாரி தான் சொல்கிறோம் இதில் சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டும் வராதுங்க sari number four seven five இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெட் அண்டு கோல்டு டெஸ்டட் சரி மிக்சிங்கில் இருக்குது ஸோ அதனால் லைட் ரெட்டாக இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் டெஸ்டட் சரிங்க அண்ட் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது ஸோ ஜரி ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு six hundred to seven hundred grams இருக்கும் சாரியுடைய weight sari number four seven six என்னதான் வந்து சரி வந்து ஒரு ஹாஃப் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சாரி நல்லா இருக்குங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய சாரீஸு ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து நம்ம சரி போட்டு கூட நம்ம போட்டிருக்கோம் ஒன் இயர் பேக்கெல்லாம் வந்து டிஷ்யூ சாரீஸ் போட்டிருக்கோம் அது ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு சரி இருக்கும் இல்லை அந்த கவுண்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஆனால் இப்போ இதில் மேக் பண்ணியிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த சாரியுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரி லைட் பேபி பிக் பிங்க் கலர் பேபி பிங்க் கலரில் வரும் sari number four seventy six so இந்த சாரியுடைய ப்ரைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா six thousand six hundred rupees ஆறாயிரத்தி அறநூறுங்க சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சாரீஸ் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க பேமெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாது எவ்ரிடே கூட நீங்கள் ப்ரீபே பண்ணி புக் பண்ணிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க பேமெண்ட் ப்ராசஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய நம்பர் ஃபோர் டபுள் செவன் இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலர் லைட் ப்ளூ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ளூ கலரோ அல்லது நார்மல் கலரில் இருந்து உங்களுக்கு சரி கூட மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு லைட் கலராக தாங்க வரும் next sari number four seven eight கண்டிப்பாக இந்த கலருக்கு வந்து என்கொயரி வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு இப்போவே தெரியுது ஸோ இது வந்து எந்த கலரோட மிக்சிங் அப்படின்னா பிளாக்குங்க ஸோ பிளாக்கோட என்ன இருக்குன்னா அந்த கோல்டு சரி மிக்ஸ் ஆகுது ஸோ மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் கிடைக்குது இந்த சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனா இருக்கும் இன்னர் லேயர் பிளைனா இருக்கும் மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த இந்த பேட்டர்ன் வந்து டிஷ்யூ சாரீங்க இது வந்து பியூர் சில்க்கு கிடையாது ஒன் சைடு அதாவது வார்ப்பில் ஜரியும் அண்ட் வெஃப்டில் பியூர் சில்க்கும் நம்ம வந்து சேர்த்து நெசவு பண்ணியிருக்கோம் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஹேண்ட்லூம் சாரீங்க சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது அடுத்து next pattern sari number four seven nine இந்த சாரீ பார்த்துட்டிங்கன்னா வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட்டு தாங்க ஸோ அப்போ இதில் என்ன புதுமை இனோவேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த பார்ட்ரு தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது சில்க்கு ஜரி ரெண்டுமே வர மாதிரிங்க அதாவது ஒரு சின்ன லைனில் வந்து ஜரி வர மாதிரியும் அடுத்து வந்து சில்க் த்ரெட்டு அடுத்து ஜரி அந்த மாதிரி அந்த லைன்ஸ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அதில் டாப் அண்ட் பாட்டமில் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் டாப்பை விட உங்களுக்கு கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அண்ட் பாடியில் வரக்கூடிய புட்டாவுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராகவே எடுத்து கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இங்க் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூவில் இருக்குது பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க sari number four seven nine இந்த சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸுமே உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தாங்க வருது ஸோ ரெண்டு பேட்டர்னில் வரக்கூடிய சாரீமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா four eighty sari number four eighty பல்லுவன் ப்ளவுஸ் வந்து வயலட் கலர் இந்த சாரியில் body of sari double shade peacock blue கலரில் வருதுங்க ஸோ இந்த சாரியில் ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு டாப்பில் தான் இருக்கக்கூடிய பார்டர் பெருசாக இருக்கும் பாட்டமில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து சின்னதாக தான் வரும் ஸோ சின்னது அப்படிங்கிறது two inch border sari number four eighty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 பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ கம்பல்சரி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் வீடியோலேருந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ பார்த்துருங்க ஃபோட்டோ பார்த்து புக் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து வீடியோ பார்த்துருங்க ஏன்னா வீடியோவில் தான் நம்ம வந்து நேரில் பார்த்து கலர் சொல்கிறோம் அண்ட் நம்ம சொல்கிற கலர் தான் வீடியோவில் இருக்கா ஃபோட்டோவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number four eighty two பல்லுவன் blouse purple with purple and body of sari navy blue and இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்கிறதுனால கட்டாயம் கைத்தறி மார்க்ஸ் இருக்க தாங்க செய்யும் எஸ்பெஷலி புட்டா சாரீஸ் வந்தால் டாப் அண்ட் பாட்டம் புட்டாவில் வந்து லைட்டாக விலகி இருக்கிறது light and dark colour mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகிறது சாரிலே சில இடங்களில் அந்த டார்க் கலர் த்ரெட் விசிபிள் ஆகும் ஈவன் பார்டர் இருந்ததுன்னா பார்டர்லேயுமே வந்து அதாவது சரி பார்டர் வரை வர்றதுல உங்களுக்கு லைட்டாக த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகிறது இதெல்லாமே வந்து காமனாக எல்லா ஹேண்ட்லூம் சாரீஸ்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று தாங்க இப்போ இந்த சாரீ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரெட் அண்ட் எல்லோ பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா red and yellow double shade body of sari maroon sari number four eighty three இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு பேட்டர்னுமே இது பியூர் சில்க்குங்க இன்னொன்று டிஷ்யூ சாரீ ரெண்டுமே வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இந்த சாரீஸுடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ நேரில் ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் வந்து இருக்காதுங்க maybe one or two available இருந்ததுன்னா எடுத்து காட்டுவோம் அதுவும் இல்லைன்னா நேரில் காட்ட முடியாதுங்க sari number four eighty four பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேங்கோ எல்லோ கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு அதை பார்க்குறக்கு ஒரு லைட் மெகந்தி க்ரீன் மாதிரி தெரியும் body of sari navy blue dark sari number four eighty four so இப்போ இந்த சேரீ கூட உங்களுக்கு சில்க் மார்க் வர்றதுனால நான் வந்து சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டும் காட்டுறேங்க ஆனால் டிஷ்யூ சாரீஸ்க்கு வந்து சில்க் மார்க் சர்டிஃபிகேட் வராதுங்க ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்